வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு ஸோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகி இறங்குற மாதிரி இருக்குது பட் நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இப்போ கிடச்சா நல்லாயிருக்கும் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு வந்து சொல்லும் அப்படி தான் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் sell at thirty five thousand hundred and thirteen point eighty அப்படின்னு வந்திருக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் போதே ரெட் கலரில் வந்திருக்கு ஸோ நம்ம பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை லுக் பண்ணிங்கனாலே போதும் பார்த்தீங்கனாலே போதும் இப்போ வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து இது என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கேண்டில்லேருந்து போதில் சில்லர் thirty five thousand hundred and thirteen தான் இதனுடைய என்ட்ரி பாயிண்ட் இப்போ thirty five hundred and thirty hundred and forty ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஸோ நம்ம வந்து தாராளமாக இப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம் கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா first target second target line so இந்த மாதிரி எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இன்றைக்கி ஜெனரேட் ஆயிருக்க ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் தான் வந்து இன்றைக்கி வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் தான் இருந்துச்சு இன்றைக்கி August twenty third opening gap அப்பில் இருந்துட்டு அப்படியே அந்த ட்ரெண்ட் வந்து previous day actually buying trend அந்த ட்ரெண்ட் அப்படியே ஃப்ரைடே வந்து அந்த பையிங் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகி டார்கெட்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அந்த ட்ரெண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயும் கேப் அப்பாக இருந்தனால நமக்கு மார்க்கெட் அப்படியே அந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்து கண்டினியூ ஆகிருக்கு பட் வந்து ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ஸ்ட்ராங்காக ஏறல அப்படியே டவுன் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகிட்டே வந்துச்சு ஃபாலோ ஆகிட்டே வந்தது ஒரு கரெக்டான ரேஞ்சில் என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு இந்த சார்ட் சஜஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா thirty five thousand hundred and தேர்ட்டீனில் நம்ம வந்து செல் பண்ணால் நல்லாயிருக்கும்ட்டு நமக்கு சஜஷன் வந்து கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் யார் வேணாலும் இந்த வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ட்ரெண்ட் என்னன்றதை ஏன்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் க்ரீன் கலர் கேண்டில் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கோம் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு அந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டில் தான் ஃபுல்லாகவே போகும் ஸோ ஜஸ்ட்டு இந்த சார்ட் ஓப்பன் பண்ணாலே நமக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட் என்ன எடுக்கலான் இருக்கும் லைன் வந்துடும் கீழே என்னென்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான் இருக்கும் ஒரு ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் வந்துடுது ஸ்டாப்லாஸ் லைன் மேலே இருக்குது ஒரு கம்ப்ளீட்டான கால் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்படி தான் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகிட்டு ஒரு டென் ஓ கிளாக்குள்ளே வந்து ஆக்சுவலி கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு ஸோ செல் கால் வந்து வந்திருக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்க்குறோம் பட் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர் கம்ப்ளீட் ஆனோன்னா ஆப்ஷன்லேயே ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்லேயே ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லேயே வந்து இது எப்படி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்ட்டு நம்ம டேரெக்டாக இதை ஆப்ஷன்லேயே அப்ளை பண்ணலாம் இல்லாட்டினா ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நீங்கள் ட்ரேட் பண்ணி அதில் வச்சு ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு thirty five thousand hundred and தேர்ட்டினில் செல் கால் வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா thirty five thousand twenty six இப்போ டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி டூ ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட்டான thirty five thousand twenty six range பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் இறங்கிட்டே இருந்தது இப்போ ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நமக்கு ஆக்சுவலி இப்போ டென் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சிலேருந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty thirty five thousand five hundred put option so இதான் வந்து இந்த கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகுது ஸோ இது வந்து மந்த் அண்ட் ஆப்ஷன் ஏன்னா இந்த மந்தோட ஆப்ஷன் முடிகிறனால வீக்லி ஆப்ஷன் கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாட் செவனில் நமக்கு வந்து பைக்கால் வந்திருக்கு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஃபைவ் நாட் செவனில் வந்தது சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நமக்கு பைக்கால் வந்தது டென் ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டில் நமக்கு கால் ஜெனரேட் ஆகி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷனில் மட்டும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் கொஞ்சம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதே அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எடுக்க முடியும் அதே இப்போ out of the money at the மணியில் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது ஹண்ட்ரட் பாயிண்ட் கொடுத்துச்சுன்னா ஒரு ஃபியூச்சர் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கல அவுட் ஆஃப் த மணியில் ஐம்பது பாயிண்ட் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதுக்காண்டி நாங்கள் எப்போயும் இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் இல்லை நீங்கள் ஃப்யூச்சர் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் என்ட்ரி வரதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரெக்கவரி ஆகி மேலே வருது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சுக்கு கீழே போச்சு பட் ஸ்ட்ராங்காக இறங்கலை மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து மேலே வருது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே வரனால ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ட்டில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒனில் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு ஸோ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனனால இனிமேல் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க க்ரீன் கலரில் தான் ட்ரேடிங் போகும் மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா first target second target line so இதில் ஃபஸ்ட் டாரட் நம்ம எய்ம் பண்ணுறது thirty five thousand eighty eight வந்து எய்ம் பண்ணுறோம் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் மாறும் அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் இப்படி தான் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும் ஸோ செல் கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தது பார்த்தீங்கன்னா நல்ல செகண்ட் ஆர்ட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்போ வந்து நமக்கு பை கால் வந்து லெவன் ஃபிஃப்டி செவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ மார்னிங் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கினாலும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்குறனால நமக்கு பையிங் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் வந்து வந்திருக்கு ஸோ நமக்கு கால் செல் கால் வந்து ஜெனரேட் ஆனது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஜெனரேட் ஆச்சு ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஸோ அப்போ ஜெனரேட் ஆன செல் கால் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்ச் அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சதில் டென் ஃபிஃப்டிக்கு டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சு செகண்ட் டார்கெட் வரைக்கும் நல்லா டவுன் சைடில் இறந்துட்டு இப்போ ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா இது சக்சீட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி டூ ஆகுது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது இப்போ ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பையிங் ரேஞ்சில் தான் இருந்துச்சு இப்போ அகைன் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து ஏறுது இந்த ரைசிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்த பைக் கால் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி எயிட்டை வந்து ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி ஜெனரேட் ஆன பை காலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி செவனுக்கு ஜெனரேட் ஆச்சு அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டார்கெட் கிட்டக்க வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் கிட்ட வந்தாலும் மார்க்கெட் வந்து டார்கெட்லாம் பெருசாக ரீச் அவுட் கொடுக்கல மறுபடியும் இறங்கிருச்சு டவுன் சைடில் டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மறுபடியும் பையிங் ரேஞ்சுக்கு கீழேயே வந்து வந்துச்சு பட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக இருந்தனால தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே போக முடியல ஸோ அதனால தான் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து டார்கெட்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு மீன்வைல் நம்ம thirty five thousand five hundred put option பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்துட்டு டவுன் சைடில் இறங்கியிருக்கு நம்ம ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த thirty five thousand five hundred put ஆப்ஷனில் பை கால் தான் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துச்சு ஃபைவ் நாட் செவனில் அதனால் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அதே மாதிரி லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு இது பார்த்தீங்கன்னா five eighty nine five ninety ரேஞ்சில் வந்தது நமக்கு வந்து ஃபைவ் டென் ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆப்ஷன்லையும் ஜென்ரேட் ஆகும் செல் கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் கால் ஆப்ஷனில் செல் கால் வந்தால் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆப்ஷனாக நம்ம இந்த பை பண்ணுற மூலிமா நம்மளால் ப்ரீமியமை ரெடியூஸ் பண்ணிட்டு அது மூலிமாவும் நம்ம ட்ரேடிங் பண்ணி ஆப்ஷன் வச்சு ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்ளை பண்ணியும் ட்ரேட் பண்ண முடியும் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ